எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் திருப்பாம்பரம் கோவிலுக்கு எப்படி போகணும் ஒவ்வொரு நாளும் பரிகாரம் பண்ணுற டைமிங்ஸ் எல்லாம் என்ன எந்த ஊர்லேருந்து போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கோவிலோட கம்பைண்டாக வேறு என்னென்ன கோவில் பார்க்கணும் ட்ராவல் ஏஜென்சியோட காண்டாக்ட் நம்பர் இப்படி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த திருப்பாம்புரம் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் காரைக்கால் சாலையில் இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதுவே மயிலாடுதுறையிலேருந்து நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா பேரளம் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு திரும்ப அங்கிருந்து வேற ஒரு பஸ் மாதிரி வரணும் இந்த கோவிலுக்கு டைரெக்டாக பஸ் சர்வீஸ் கிடையாது எல்லா பஸ்ஸஸும் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் அந்த மெயின் ரோட்டில் தான் ஸ்டாப் இருக்கும் அங்கிருந்து அகைன் நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ கும்பகோணம் வர மயிலாடுதுறை எங்கிருந்து நீங்கள் வந்தாலும் ஒரு கார் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும் அதே போல் அடிஷ்னலாகவும் சில கோவிலில் நீங்கள் பார்க்கலாம் திருப்பாம்புரம்ல இருக்கிற சேஷபுரீஸ்வரர் கோவிலை பொறுத்த வரைக்கும் இது ராகு கேது இது ரெண்டுத்துக்குமே இங்க பரிகார ஸ்தலமா இருக்கு இந்த கோவிலோட தலைவிருச்சமா வன்னி மரம் இருக்கு தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல காவிரியோட தென்கரையில் இருக்கிற ஐம்பத்தி ஒன்பதாவது தலமா இந்த திருப்பாம்புரம் கோவில் இருக்கு இந்த தல சிறப்பை பொறுத்த வரைக்கும் பாம்பே வந்து வழிபட்ட தலம் அப்படிங்கிறதால இது திருப்பாம்புரம் அப்படின்ற பெயர் வருது இந்த கோவிலோட கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சரபோஜி மன்னர்கள் எல்லாருமே உதவி இருக்காங்க இவங்க காலகட்டத்தை சேர்ந்த பதினஞ்சு கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் இருக்கு அடுத்ததா பரிகார பூஜை தினமும் ஆறு முறை பண்றாங்க இதுல வியாழக்கிழமை அஞ்சு முறையும் ஞாயிற்றுக்கிழமை ஏழு முறையும் செய்யறாங்க மற்ற நாள்கள் எல்லாமே ஆறு முறை நடக்குது அதுக்கான டைமிங்ஸ் ஒவ்வொரு நாளும் வேரி ஆகிட்டே இருக்கு அது என்னென்ன டைமிங் அப்படின்றதையும் பார்ப்போம் திங்கக்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சு எட்டு முப்பத்தி அஞ்சு பத்து முப்பது பன்னெண்டு இது நாளும் மார்னிங் ஷெட்யூலில் உள்ளது ஈவினிங் நாலு முப்பதுக்கும் அஞ்சு முப்பதுக்கும் பண்ணுறாங்க செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒன்பது முப்பது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு மணி ஈவினிங்கில் மூணு முப்பது நாலு பதினஞ்சு அஞ்சு முப்பது புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒன்பது முப்பது பத்து முப்பது பன்னெண்டு ஒரு மணி ஈவினிங்கில் நாலு முப்பதும் அஞ்சு முப்பதும் வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒன்பது முப்பது பதினொன்று மதியம் ஒன்று நாற்பத்தி அஞ்சு ரெண்டு முப்பது ஈவினிங்கில் நாலு முப்பது அஞ்சு முப்பது வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையில் பத்து முப்பத்தஞ்சு பதினொன்று முப்பது பன்னெண்டு பத்து ஈவினிங்கில் நாலு முப்பது அஞ்சு முப்பது சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒன்பது பதினஞ்சு பத்து பதினொன்று பன்னெண்டு ஈவினிங் நாலு முப்பது அஞ்சு முப்பது ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒன்பது முப்பது பத்து முப்பது பதினொன்று பதினஞ்சு பன்னெண்டு ஈவினிங் நாலு முப்பது அஞ்சு பதினஞ்சு ஆறு இந்த கோவில் கூட கம்பைண்டாக சில கோவிலை பார்க்கணும் அப்படின்னு ஐதீகம் நம்ம சொல்லியிருந்தோம் அது என்னென்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரர் கோவில் இதுக்கு அடுத்ததாக திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற ராகு கோவில் மூன்றாவதாக இந்த திருப்பாம்புரம் கோவிலும் நான்காவதாக நாகூரில் இருக்கிற நாகேஸ்வரர் கோவிலுக்கும் போகணும் இதில் இந்த திருப்பம்பரம் கோவில் மட்டும் போயிட்டு வரணும் அப்படின்னா ஹாஃப் டே நமக்கு போதும் மற்ற எல்லாம் சேர்த்து கம்பைண்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒன் ஃபுல் டே ஆகிடும் இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பம்பரம் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஹாஃப் டே பேக்கேஜில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போல் கலெக்ட் பண்ணுறாங்க அண்ட் மற்ற எல்லாம் கம்பைண்டாக பார்க்கணும் அப்படின்னா அரௌண்ட் ஒரு three thousand two hundred collect பண்ணுறாங்க அந்த ட்ராவல் ஏஜென்சியோட காண்டாக்ட் நம்பரும் நம்ம இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம் வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இங்கே ராகு கேது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கான முறைகள் என்ன அப்படிங்கறத அவங்க கிளியராகவே எழுதியிருக்காங்க அதை நீங்கள் படிச்சு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் என்னென்ன ராசிகளுக்கு இங்கே பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலும் இதுல இருக்குது திருப்பம்பரம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற கோவில்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா கூத்தனூர் சரஸ்வதி கோவில் திருமேச்சூர் லலிதாம்பிகை கோவில் Thiruvizhimizhalai so one full day நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த கோவில் எல்லாத்தையுமே கூட பார்த்துடலாம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்